என் பேர் மெர்சி வீட்டு வேலை பார்க்குற தொழிலாளி வந்து பகவதம்மன் ஏரியாவில் அவங்க பேர் வந்து முனியம்மா திடீர்னு வந்து உடம்பு முடியாமல் போயிடுச்சு ஃபீவர் வந்துச்சு அதில் வந்து இறந்துட்டாங்க இறக்கவுமே ச எங்களை வந்து பார்த்து பேசுனாங்க பேசவுமே அதுக்குரிய இதெல்லாம் கொண்டு வந்து கொடுங்க கொடுத்தா நம்ம நல்ல வாரியத்தில் கொண்டு போய் கொடுத்து உங்களுக்கு நாங்கள் பண இறப்பு நிதி வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அவங்க ஒரு மாதத்துக்குள்ளே அதனுடைய ரிப்போர்ட் எல்லாமே ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க நாங்கள் கொண்டு போய் நல்ல வாரியத்தில் கொண்டு போய் கொடுத்தோம் கொடுக்கவுமே மூணு நான் இறந்த நாலு மாதத்துக்குள்ளே ஒரு பதினேழாயிரரூபா வாங்கி கொடுத்தோம் அது வந்து அவங்க ரெண்டு பசங்க அது எங்களை ரெண்டு பேருக்குமே வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இல்லை யார் வாரிசுதாராக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி சொன்னான் சொல்லவுமே அந்த காசை வாங்கி அவங்களுக்கு ஏற்கனவே கொஞ்சம் கடன் இருந்திருக்குது அதனால அந்த பதினேழாயிரம் ரூபாயை வாங்கி அந்த பையன் வந்து அவங்க கடனை அடைச்சிருக்காங்க